வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு ராபிடோவில் புக் பண்ணியிருந்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஃபோர் அன்னைக்கு ஹீரோவில் ட்ரிட் பைக் சேலஞ்சு நடத்தியிருந்தாங்க ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருந்தேன் ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ரேப்பிடோ இதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் ஸோ இது யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க நான் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் சீரிஸ் போடலாமான்னு ஓகே ஓகே இதுக்கு ஸ்ட்ரைட்டாவே போயிடலாமே கூகுள் மேப் போய் சொல்லாதடா turn left to Otha Padlam. Okay. எங்க சுத்திட்டு இருக்காங்க? Google Take the exit on right. Okay. தந்துள்ள உரியா உன்னை எப்படி வந்து பிடிக்கிறப்ப right. okay. Turn left. Okay. நாகா கூகுள் மேப் போய் aunty oh my God book பண்ணியிருந்தீங்களா आगे ट्रेन में route Thank you so much. Uh, which country? Nepal. Me. Huh? Assam. Assam. Oh, North India. North Indian. Oh, Taking videos. This is my first ride. Okay, okay. Can I post this video on YouTube? Huh? Can I post this video on YouTube? With me? Uh, yes. No, please. Okay, thank you. So second pick அதாவது செகண்ட் ட்ரிப் வந்தாச்சு ரேஸ் கோர்ஸ் ரோடு இன்னும் ஒரு அறநூறு மீட்ரு ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு அஸ்ஸாம் பொண்ணு ஸோ அவங்க வந்து வீடியோ போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பேஸ் தெரில ஸோ அதுக்காக செகண்ட் ட்ரிப் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ட்ரிப் எடுத்துருக்கேன் ரேஸ் கோர்ஸ் அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரில தமிழ் தெரில அவங்க கேட்டாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அதாவது ரைட்டாக லெஃப்டான்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு போகக்கூடிய இடம் தெரியும் அங்கே போகலாம் எனக்கு வந்து இதில் எப்படி ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறதுன்னு தெரியல நான் இந்த ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ரெண்டாவது நான் ஒன்றும் ரெகுலராக ரைட் போகிறதில்ல ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக தெரில அதனால் கொஞ்சம் பண்ணாகி போச்சு லாங்குவேஜ் நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன் வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச வராது பட் ஆனால் பேச வரும் ஸோ அதை வச்சு நான் கேட்டேன் எங்கே போடுறோம் எங்கே போகணும் அப்படின்ட்டு கேட்டால் அவங்க வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க அப்புறம் நான் ஒரு ஒரு முழுக்க ரைட்டாக லெஃப்டாக ரைட்டாக லெஃப்டாக ரைட்டாக லெஃப்டாக கேட்டுட்டு போயிட்டே இருந்தேன் வீடியோ என்ன பண்ணுறதுனே தெரியல இது செகண்ட் ரைட்டுங்களா யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால தான் எனக்கு கரெக்டாக எங்கே இதுன்னு தெரில கோயம்புத்தூர் அது இல்லாமல் புதுசு தான் எனக்கு இது எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது ஓகே நான் எங்கே போகிறது ஒன் செவன் நைன் அதான் பின் போடுறது தான் வரமாட்டேங்குது எப்படின்னு தெரியல எனக்கு கரெக்டாக அரை வீடு தான் இருக்குங்க பட் ஆனால் அதுக்கு மேலே ஒர்க் ஆக மாட்டேங்குது அதனால தெரியல பிக்கப் லொக்கேஷன் கொடுத்தா போகுது அப்புறம் எப்படி கம்ப்ளீட் ஆகும் உங்களுக்கு அதுதான் எனக்கும் தெரியலங்க இது நான் சரி வீடியோஸ்க்காக தான் நான் இது பண்ணிட்டுருக்கேன் சரி வாங்க போவோம் அவ்வளோதாங்க இது செகண்ட் ரைடு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சு அசாம்லேருந்து அசாம் அசாம் பொண்ணு எந்த இடம்னு கரெக்டாக தெரியலங்க இப்போ எங்கே போகிறதுன்னா ரூட் மட்டும் சொல்லிடுங்க இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டுங்களா Hero trick bike challenge event சரி அதுக்கு வந்துட்டு சரி சும்மா ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் உங்களை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறதான் வந்துருச்சுங்களா எவ்வளோண்ணா காட்டுச்சு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு சேஞ்ச் இல்லைங்களே ஜிபே போட்டுறீங்களா ஜிபே இல்லை ப்ரோ நானும் அப்படிங்களா ஹெவி டிரைவர் ரைட்ஸ் ரைட்ஸ் ஆமாங்க ஹெச்இஏவிஒய் டிஆர்ஐவிஇஆர் ஆர்ஐடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துடும் ஆர்ஐ ஆர்ஐடி ரைட்ஸா ஆ ரைட்ஸ் ரைட் டிஇஎஸ் தானே ம் ஆ அதே தான்ண்ணா அதே தான்ண்ணா கம்மி தான் இப்போ தான் நானூறு சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு கம்மியாக <laughs> ஒன் இயர் ஆச்சுங்கண்ணா ஸ்டார்ட் சரிண்ணா பரவாயில்ல <laughs> நான் சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் ஓட்டுறேன் என் பொழப்பு இது கிடையாது <laughs> எனக்கு பொழப்பே வேறு ஆமாம் அப்படிதான் சரிண்ணா ஓகே பார்க்கலாம் செகண்ட் ரைட் கம்ப்ளீட் பண்ணியா செகண்ட் ரைடுக்கு கேஷ் வாங்கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டேன்